வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா chapter one PowerShell basics so நிறைய பேர் செம்ம இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தமிழில் வந்து கரெக்டாக ஆர்டர் வைஸாக எந்த வீடியோஸும் இல்லை பவர் ஷெல்லில் ஸோ இன்றைக்கி டேட்டு இன்னைக்கு டேட்டுக்கு இல்லை இன்னைக்கு என்ன டேட்டு இருபத்தி இருபத்தி எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினேழு சனிக்கிழமை நானும் யூடியூப்பில் பார்த்தேன் ஸோ அந்தளவுக்கு பெருசாக இல்லை நம்ம நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் கண்டிப்பாக தமிழில் கொடுக்கணும் ஸோ அதனால் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பவர்ஷல் பேசிக்ஸ் கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பவர் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு அருமையான டூலுங்க பவர்ஷெல் வந்து எனக்கே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச டூல் இது வந்துட்டு ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு பவர் ஷெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம உள்ளே இறங்கிடலாம் ஸோ பவர் ஷெல் ஒன்றும் இல்லைங்க அது அப்படி அது அது ஒரு type of scripting language programming language எப்படி நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறீங்களோ அது மாதிரி இது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எதுக்குன்னா நீங்கள் விண்டோஸ் நடக்கிற அந்த விண்டோஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு நல்லா தெரியும் சில ஆக்டிவிட்டிஸ் லேட்டர் நம்ம இதில் பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம் மேனுவலாக போயிட்டு பணத்தை தேவையில்ல கடியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் விண்டோஸ் ஓப்பன் பண்ணி ஐபி செட் பண்ணுறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவும் அதுவும் ஒரே ஒரு தடவை நீங்கள் ஸ்கிரிப்டிங் கோடு எதுனா போதும் அதை எத்தனை சிஸ்டத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அமேசிங்காக இருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு இதாக இருக்கும் ஆனால் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பவர்ஷில் ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் கமாண்ட் லைன் ஷெல் நிறைய பேருக்கு வந்து இப்போ விண்டோஸ் இப்போ நீங்கள் இது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மேபி பவர் ஷெல் கற்றுக்கணும் பவர் ஷெல் வந்து நிறையா ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக கேட்குறாங்க அதுக்காக நான் கற்றுக்குறேங்கிற இதில் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இது வரைக்கும் கமாண்ட் லைனில் ஒர்க் பண்ணாமல் ஒர்க் பண்ணாத ஒரு ஆளாக கூட இருக்கலாம் பட் நீங்கள் இப்போ கமாண்ட் லைனில் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பயப்படாதீங்க easy to learn PowerShell நல்லா கற்றுக் கொடுக்குறேன் easy very very easy so பயப்படாமல் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா it's an object orient automation engine இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கே மிகப்பெரிய விளக்கம் இருக்குது ஆனால் இப்போவே கொடுத்தேன்னா வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் பவர் ஷெல் முழுமையாக நீங்கள் வந்து உள்ளே வாங்கிக்க முடியும் ஸோ அப்படி வாங்கினா தான் அந்த ஆர்கனைசேஷன் ஓரியன்ட் டாஸ்க் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ண முடியும் யாருமே வந்து கம்ப்ளீட் இது கிடையாது இப்போ நான் கற்றுக் கொடுக்க போகிற ஸ்கில்லை நீங்கள் வேற மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ அதில் தான் உங்கள் திறமை இருக்குது ஸோ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ரிவ்யூ இருக்குது ஸோ இது யூஸ் பண்ணதில் பெனிஃபிட் என்னென்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸோ இது டெவலப் பண்ணது மைக்ரோசாஃப்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அவர் யூஸ் பண்ணுற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் வந்து எவ்வளவு எளிமையாக ஆட்டோமேட் பண்ணி சிம்பிளாக முடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணுறாங்க இல்லை இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குங்க இது வந்து லினக்ஸ் அண்ட் மேக் ஒய்ஸை சப்போர்ட் பண்ணுதுங்க ஓகேங்களா அதுவும் இல்லாமல் மிக முக்கிய கருத்து இது வந்து ஃப்ரீ நீங்கள் வந்து பணம் கொடுக்க தேவையில்ல நீங்கள் ஒன்ஸ் மைக்ரோசாஃப்ட் பவர்ஷல் லேர்ன் பண்ணிங்கன்னா using PowerShell you can manage Linux server and Windows சர்வருங்க ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் வந்துட்டு இங்கே பண்ணுறதுல நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் ஸோ பவர்ஷல் வேர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பவர்ஷல் ஒன் பாயிண்ட் ஒன் வந்துட்டு விண்டோஸ் டூ தௌசண்ட் எயிட்டு அப்படியே படிப்படியாக பவர்ஷல் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ வந்து நிற்கிது ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ தான் நம்ம கற்றுக்க போகிறோம் சரிங்களா எதில் கற்றுக்க போகிறோம்னா கரெக்டாக விண்டோஸ் இரவு டூ சிக்ஸ்டீன் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் கற்றுக்க போகிறோம் ஸோ அதனால் இன்னி இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட்டட் ஒன் கரண்ட் ட்ரெண்டு இன்றைக்கி என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு ஏன்னா என்ன கற்றுக்க போகிறோம் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பவர் ஷெல்லாம் என்ன அப்படிங்கிறது பார்த்தாச்சு ஒவ்வொரு லோக்கும் பேசிக்காக பார்த்தாச்சு எப்படி பவர் ஷெல் கூட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் சாப்டர் ஒன் பேசிக்ஸு ஸோ பவர் ஷெல்லில் எத்தனை டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் இருக்குது அந்த இன்டர்ஃபேஸ் பற்றி நான் சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன் அதுக்கப்புறம் என்ன பவர் ஷெல் வெர்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கமாண்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பேசிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அதுதான் ஆரம்பம் அது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால் அடுத்த இது வந்து பண்ண முடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றும் கூட ஸோ ஃபைல் அண்ட் ஃபோல்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது இந்த மாதிரி ஃபைல் கிரியேட் பண்ணுறது காப்பி பண்ணுறது மூவ் பண்ணி டெலிட் பண்ணுறதுலாம் காமிச்சிட்டு ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஃபோல்டர் இன்னொரு ஃபோல்டர் மூவ் ஆகலாம் எப்படி அதெல்லாம் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் அலையாஸ் கமாண்ட்ஸ் அலையாஸ்னா என்னன்னா இதுக்கு பதில் அது அப்படிங்கிற மாதிரி அதில் லினக்ஸ் கமாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஆல்ரெடி லினக்ஸ் படித்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா இல்லைனா இப்போ நான் ப்ரீவியஸாக போட லினக்ஸ் டுட்டோரியலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நல்லா லினக்ஸ் கமாண்ட்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா அந்த கமாண்ட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மிக முக்கிய கருத்து இதுக்காக நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்ல லினக்ஸ் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது பார்த்தீங்களா இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் லினக்ஸ் யூஸராக இருந்தால் ஈஸி டக்குன்னு நீங்கள் ஜம்ப் ஆகலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி போர்ஷல் கற்றுக்கிறது ஒரு மேட்டரே கிடையாது உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் கே எடிட்டர் இன்ஸ்டாலேஷன் கான்ஃபிகரேஷன் இது எதுக்குன்னா லினக்ஸ் யூஸ் பண்ணவங்க மட்டும் சொல்கிறேன் இந்த விஐ எடிட்டர் கேட்டிட்டர்லாம் நம்ம லினக்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா நீங்கள் இந்த டுட்டோரியல் ஃபாலோ பண்ண கூட யூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி இதில் வந்து இன்பில்டு எடிட்டர் கிடையாது ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ணதில் இதுதான் நல்லா சரி இந்த எடிட்டர் நம்ம வந்து இந்த சிலபஸில் ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன் அதை பற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னு தேவைச்சா பவர் ஹெல்ப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா ஸோ இது இது எத்தனையும் நம்ம இந்த சாப்டர் ஒனில் பார்க்க போகிறோம் ஸோ நல்லா கவனமாக பாருங்கள் சரிங்களா ஸோ இதுதான் நம்ம மிஷினு இதில் ஸ்டார்ட் மேலே போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி விண்டோ வரும் இதான் window server two thousand sixteen சரிங்களா அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பவர்ஷல் கொடுத்துருக்காங்க பாருங்க முதல் லைன்லேயே வந்துட்டு இல்லை ரெண்டு இன்டர்ஃபேஸ் இருக்குது ஒன்று வந்து விண்டோஸ் பவர்ஷல் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும் இது ஃபாண்ட் சைஸ் நான் பெருசு பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் உங்களுக்கே தகுந்த மாதிரி மாற்றிக்கணும் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த எடிட் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணி இந்த ஃபாண்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல சைஸஸ் இருக்குது பதினாலு பதின பதினாறு பதினெட்டு இருபத்தெட்டு ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் இப்போ டுவெண்ட்டி செட் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ தேவைப்பட்டால் பதினெட்டு கூட வச்சுக்கலாம் நம்ம வந்துட்டு லைக் கொஞ்சம் சுருக்கி காட்டும் வந்துட்டு ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இது ஒரு இன்டர்ஃபேஸுங்க இது வந்து டேரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படியே இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா பிடபிள்யூடி இதெல்லாம் லினக்ஸ் கமாண்டு கொடுத்தீங்கன்னா நான் வந்து இப்போ பேத் வந்து பார்த்தீங்கன்னா சி டிரைவில் யூசர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் அட்மினிஸ்ட்ரேட்டர் உள்ளே இருக்கேன் அப்படிங்கிறது தான் சொல்லுது இந்த பக்கம் அதான் சொல்லுது பாருங்க இந்த பிஎஸ் நோட்டிஃபிகேஷன் பவர் ஷெல்லில் இருக்கீங்க அப்படிங்கிறது நோட்டிஃபை பண்ணுது வேறு எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் இன்னொரு இன்டர்ஃபேஸ் இருக்குது அது வந்து எடிட்டர் மாதிரி இருக்கும் அது அதுவும் அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பவர் ஷெல் ஐஎஸ்சி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது லோட் ஆகும் ஸோ இது இது டைப்பாக இருக்குது பாருங்கள் இந்த பேர் நியூ பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம் ஸோ pwd அப்படி கொடுத்து இப்போ எக்ஸிக்யூட் பட்டன் இருக்கு இல்லையா அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்புட் இங்கே கொடுத்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் ஒழுங்காக ரன் ஆகுதா அப்படிங்கிறது வந்து இங்கே அவுட்புட் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் ஸோ ஈஸி உங்களுக்கு இது இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபைல் மனு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் கொடுக்கலாம் இல்லை பட்டன் கூட இங்கேயே இருக்குது இது கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் பண்ண இதை வந்துட்டு சேவ் பண்ணி கொடுக்கும் டெஸ்க்டாப்பில் வந்துட்டு இப்போது நான் வந்துட்டு பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து சேவ் ஆகிடும் இப்போ மினிமைஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்களா இந்த பிஎஸ் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா டாட் பிஎஸ் ஒன் அப்படின்னு சொல்லி சேவ் ஆகும் அவ்வளோதான் நீங்கள் அதை திரும்ப இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணி திரும்ப ஓப்பன் பண்ணி கூட அதை ரன் பண்ணிக்கலாம் பிடபிள்யூ ஒன் கொடுத்தீங்கன்னா திரும்ப எக்ஸிட் பண்ண கூட எக்ஸிட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு டைப்பு இப்போ நம்ம இதுக்கு வரப்போகிறது கிடையாது ஏன்னா இது இது வந்து எப்போ யூஸ் ஆகும்னா நிறைய லைன்ஸ் நம்ம கோடு டைப் பண்ணும்போது தான் அந்த அவுட்புட் உடனே உடனே பார்க்கறதுக்கு எடுப்போம் ஆனால் இதில் ஒர்க் பண்ணுவோம் ஆனால் இந்த இதில் கிடையாது இந்த வீடியோவில் கிடையாது நமக்கு அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து விண்டோஸ் பவர் ஷெல் அப்படின்னு அந்த இதை எடுத்துக்கோங்க இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் சரிங்களா ஸோ இதில் வந்து இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன் பவர் ஷெல்லோட வெர்ஷன் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் நான் உங்கள்கிட்ட ஃபைல ஒர்க் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அது உண்மையா அப்படின்னு காமிக்கணும் இல்லையா அது கமாண்ட் என்ன அப்படின்னா டாலர் சிம்பிளை கொடுங்க பிஎஸ்வி அதை கேப்ஸில் கேப்சலில் கொடுங்க வெர்ஷன் அப்படின்னு கொடுத்து திரும்ப கேப்ஸ்லாக் டிஏ பிஎல்இ e அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வெர்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் வரும் அதில் பார்த்தீங்கன்னா பவர்ஷெல் பிஎஸ் வெர்ஷன் போட்டு five point one point one four three three nine three dot six nine three அப்படின்னு இது வந்து விண்டோஸ் சர்வர் டூ சிக்ஸ்டீனோட இன்பில்டாக வர ஒரு வெர்ஷன் தான் சரிங்களா ஸோ அவ்வளோதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து ஒரு விண்டோஸ் சர்வர் வந்து ட்ரையல் வெர்ஷன் ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கமாண்ட் உங்களுக்கு தெரியும் இது என்னென்ன கமாண்ட் அப்படின்னா அந்த வேர்ஷனை செக் பண்ணக்கூடிய ஒரு கமாண்டு சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு கமாண்டு பார்த்துருக்கோம் பிடபிள்யூடினா ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்குதான் இந்த டைரக்டரி சரிங்களா ஸோ இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்புக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு இது உள்ள இந்த அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற ஃபோல்டில் எத்தனை ஃபோல்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு எல்எஸ் கமாண்டு எல் நான் இப்போ சொல்கிறது எல்லாம் லினக்ஸோட கமாண்ட்ஸு சரிங்களா பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸு டெஸ்க்டாப் டேட் பார்த்துக்கோங்க டொன் two thousand seventeen twenty eight ten இப்போ தான் இந்த ஃப்ரெஷ்ஷாக இந்த இதை இன்ஸ்டால் பண்ணேன் அதனால் இப்படி காமிக்குது உங்களுக்கு ஸோ டெஸ்க்டாப் இல்லையா இப்போ வந்து என்ன பண்ணுங்க சிடி சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து டிஎஸ்கே டிஓபி அப்படி கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா இப்போ நீங்கள் டெஸ்க்டாப் வந்துட்டீங்க டெஸ்க்டாப் நம்ம சேவ் பண்ண பிடிஎஃப்ல பிஎஸ் ஒன் ஃபைல் காமிக்குது பார்த்தீங்களா லைக் இந்த மாதிரி நீங்கள் கமாண்டில் ஒர்க் பண்ணுங்கள் ஃபியூச்சர் வந்து ஜியோலாம் எதிர்பார்க்காதீங்க எல்லாம் கமாண்டு தான் கமாண்டில் தான் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கோங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த video so PWD dot PS one இந்த ஃபைல் ஒன்று இருக்குன்னு சொல்லி காமிக்குது ஓகேங்களா ஸோ இப்போது நான் வந்து இந்த ஃபோல்டருக்கு மூவ் ஆகிட்டேன் இந்த ஃபோல்டர்லேருந்து சி ட்ரைவுக்கு நான் மூவ் ஆகணும் அப்படின்னா சிடி கொடுத்து சி கொடுத்து இந்த கோலன் கொடுத்து ஸ்லாஷ் கொடுங்க என்டர் அடிச்சிங்கன்னா இப்போ சி ட்ரைவில் இருக்கீங்க பிடபிள்யூடி கொடுத்தீங்கன்னா சி ட்ரைவில் இருக்கீங்க இப்போ நான் சி டிரைவ்லேருந்து டெஸ்க்டாப் வரணும் அப்படின்னா சிடி கொடுத்து சி கொடுத்து கோலன் கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்து அதே மாதிரி மேலே கேட்டீங்க யூஸ் யூஎஸ் எடுத்து டேப் எடுத்திங்கன்னா ஆட்டோ ஃபில் ஆகும் அதே மாதிரி ஏடிஎம்ஐ என்ஐ கொடுத்து டேப் எடுத்திங்கன்னா ஆட்டோ ஃபில் ஆகும் திரும்ப டிஇஎஸ்கே e கொடுத்தீங்கன்னா டேப் அழுத்திங்கன்னா ஆட்டோ ஃபில் ஆகும் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அங்கே வந்துடுவீங்க ரைட்டுங்களா so it is easy to use எந்த ஃபோல்டருக்குனா நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் சரிங்க நான் இப்போ வந்துட்டேன் நான் வந்து ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணணும் ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக் டைரக்டரி அப்படி கொடுத்து உங்கள் ஃபோல்டர் நேம் இப்போ வந்து பயிலகம் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு இப்போ எல்எஸ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஃபைலும் இருக்குது ஃபோல்டரும் இருக்குது செக் பண்ணுறதுக்கு அப்படியே லைட்டாக மினிமைஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் போய் ஃபோல்டர் இதை எப்படி கிரியேட் பண்ண சேனலா டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து ஃபோல்டர் கிளிக் பண்ணால் கிளிக் ஆகும் ஸோ அந்த மாதிரி கமாண்டில் கொடுத்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ அந்த ஃபோல்டருக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா சிடி கொடுத்து பி கொடுத்து டேப் கொடுத்தேன் அப்படின்னா பயிலகம் இப்போ பார்த்தீங்கன்னா பயிலகத்துக்குள்ளே இருக்கேன் ஃபுல்லாக எதுவுமே இல்லை பிடபிள்யூ கொடுத்தாக்கா சி ட்ரைவில் டெஸ்க்டாப்பில் பயிலகத்தில் இருக்கேன் சரிங்களா கண்ட்ரோல் எல் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விண்டோ கிளியர் ஆகும் இதுவும் லினக்ஸ் இதுதான் விண்டோ வந்து கிளியர் ஆகும் சரிங்களா ஸோ இப்போது நான் வந்து ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கமெண்ட் என்ன அப்படின்னா நோட் பேட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு ஃபைல் ஒன் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா நோட் பேட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுங்களா cannot find the file one dot TXT file two one to create new file yes so இப்போ வந்துட்டு ஹலோ வேர்ல்டு ஹலோ வேர்ல்டு கொடுத்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இது வந்து ஃபைல் கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் ஸோ சேவ் ஆகிடும் ஸோ இப்போ இது உள்ளே இருக்கிற ஃபைல் நீங்கள் படிக்கிறதுக்கு திரும்ப நீங்கள் அதே கம்பெனி கொடுத்தா கூட ஓப்பன் ஆகிடும் இது நார்மல் ஒருவேளை இல்லை நான் வந்துட்டு இந்த விண்டோலே நான் படிக்கணும் அப்படின்னா கெட் ஹைஃபன் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்து ஃபைல் ஒன் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உள்ள இருக்கிற கண்டென்ட்டை வந்து இந்த இதுலேயே காமிக்கும் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது லைக் அந்த உங்கள் விண்டோலே காமிச்சிடும் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் இந்த விண்டோலேருந்து நான் உள்ளே ஏதாவது இன்புட்டை கொடுக்க முடியுமா அப்படின்னா செட் ஹைஃபன் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்து அந்த ஃபைல் நேமை கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து இந்த மாதிரி டேப் இது கொடுத்துக்கோங்க பயிலகம் கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் கெட் ஐஃபன் கொடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாம் பார்த்தீங்களா ப்ரீவியஸாக இருந்த ஹலோ வேல்டு போய் பைலகம் அப்படிங்கிறது செட் ஆகிடுச்சு ஸோ இதெல்லாம் கைண்ட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ் ஆல்ரெடி இருந்த இது போயிடுச்சு நான் ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணி வச்சு போயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த கே எடிட்டரை பற்றி சொன்னேன் அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்தாக்க ஒரு ஃபைல் இருக்குது ஓகேங்களா இந்த ஃபைலை எப்படி கமாண்ட் மோடில் காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரிமோட்டில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம் மேக் டைரக்டரி கொடுத்து சி ட்ரைவில் சி ட்ரைவில் யூசர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஏடி அட்மினிஸ்ட்ரேட்டரில் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம் சரிங்களா ஹோப்ஃபுல்லி அங்கே கிரியேட் ஆகிருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த ஃபைலை அங்கே மூவ் பண்ணலாம் காப்பி பண்ணலாம் சரிங்களா சிஓ சிஓபிஒய் அப்படின்னு கொடுக்கலாம் அல்லது வெறும் சிபி இது லினக்ஸ் கமாண்ட் சிபி அப்படின்னு கொடுங்க சிபி கொடுத்து இப்போ என்ன ஃபைல் ஃபைல் ஒன் அப்படின்னு சூஸ் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்து எங்கே காப்பி பண்ண போகிறீங்க சி ட்ரைவில் யூசர்ஸில் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸில் டெஸ்ட்டில் சாரி டெஸ்ட்டில் இப்போ காப்பி ஆகிடுச்சு செக் பண்ணுறதுக்கு get hyphen content space C colon users administrator test sorry test oops file name கொடுக்கல ஐம் சாரி கரெக்டாக அந்த இப்போ தான் ஃபைல் ஒன் டாட் டிஎக்ஸ்டி பார்த்தீங்கன்னா இப்போது பயிலகம் அப்படிங்கிற ஒரு மேட்ரை வந்து அது காமிக்குது ஸோ இது ஒரு முறை இந்த சிபி கமாண்ட் கொடுத்தோம் பார்த்தீங்களா அந்த ப்ரீவியஸாக அந்த சிபி அப்படின்னு கமாண்ட் கொடுத்துருங்க பார்த்தீங்களா இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் எம்வி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து மூவ் ஆகிடும் ஓகேங்களா அதே மாதிரி ஆர்எம் கொடுத்தீங்கன்னா ஃபைல் வந்து ரிமூவ் ஆகிடும் ஐ மீன் என்ன சொல்கிறது டெலீட் ஆகிடும் இந்த ஃபைல் வந்துட்டு பாருங்கள் இப்போ அந்த இடத்துல ஃபைல் இருக்கு இல்லையா அந்த ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணலாம் எடிட் பண்ணலாம் ஆரம் கொடுத்து அந்த ஃபைலில் ஃபைல் இருக்காது ஆனால் ஃபோல்டர் மட்டும் இருக்கும் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா சிடி கொடுத்து உள்ளே போகலாம் பார்த்தீங்களா ஃபைல் இல்லை என்டர் லெஸ் எம்டியாக இருக்குது ஏன்னா அந்த ஃபைல் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு ஸோ இப்போ என்ன கற்றுருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறது எப்படி மூவ் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணால் செஞ்சு காமிங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ உங்கள் டவுட்ஸ் வந்தால் ஜஸ்ட் எனக்கு பிங் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறது கற்றுருக்கீங்க அதுக்கப்புறம் ஃபோல்டர் மூவ் பண்ணுறதுல நல்ல ஐடியா இருக்குது உங்களுக்கு வந்து நம்ம நிறையா ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம் இல்லை வந்துட்டு இப்போ பிடபிள்யூ இப்போ நான் சி ட்ரைவில் யூசர்ஸ் அட்மின் டெஸ்ட்டாக இருக்கேன் ஓகேங்களா ஸோ இது ஒன்று ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா இந்த விண்டோவில் எப்படி வந்துட்டு நம்ம ஃபைல் எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கே எடிட்டர் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும் அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நீங்கள் லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கில் நீங்கள் டவுன்லோட் அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி அதை எந்த ட்ரைவில் நீங்கள் தேவையோ அங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அந்த ஃபைலை இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் ஸோ இதுதான் அது ஸோ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள் இல்லை ரைட் கிளிக் கொடுத்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க ஹோப்ஃபுல்லி நீங்கள் அட்மினில் தான் இருப்பீங்க சொல்கிறேன் இல்லாதவங்க அதை கொடுங்க எதுவும் மாற்றாதீங்க ஜஸ்ட் இந்த லொக்கேஷனை மட்டும் என்ன பண்ணுங்க கண்ட்ரோல் ஏயில் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் சி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துக்கோங்க இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ ஓகே இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ்டு ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஓகே இந்த இந்த இந்த லட்சம் இருக்கட்டும் நம்ம அதுக்கு முன்னாடி அலையாஸ் பற்றி பார்த்துடலாம் அப்போ தான் ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஸோ அலையாஸ்னால் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த நேமுக்கு பதிலாக அந்த நேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுவும் இல்லாமல் லினக்ஸ் கமாண்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகுது அப்போ பவர் ஷெல்லுக்குன்னு தனி கமாண்ட்ஸ் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது பவர் ஷெல்லுக்குன்னு தனி கமாண்ட்ஸ் இருக்குது அந்த கமாண்ட்ஸுக்கு அலையாஸ் செட் பண்ணியிருக்காங்க அந்த கமாண்ட்ஸுக்கு பதிலாக நீங்கள் லினக்ஸ் கமாண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது மைக்ரோசாஃப்ட் ட்ரிக் ஷெல் ஸ்கிரிப்டிங் டெவலப்பர்ஸும் லைக் ஷெல் ஸ்கிரிப்டிங் ஸ்கிரிப்டர்ஸும் இதுக்கும் வந்து ஒர்க் பண்ணணும் அப்போ தான் அவங்க ப்ராடக்ட்டை எல்லாத்துலேயும் உள்ளே கொண்டு போக முடியும் ஸோ அதுக்காக அந்த மாதிரி செட் பண்ணிங்க அது வந்து என்னென்ன அலையாஸ் செட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு கெட் ஹைஃபன் அலையாஸ் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஹோ லிஸ்ட்டு உங்களுக்கு இது காமிக்கும் சில எல்லாம் உங்களுக்கு புரியாது ஆனால் இப்போ நம்ம ஒர்க் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாம் இதில் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் வேறு வழி கிடையாது இதை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் நான் பொறுமையாக ஒன்று ஒன்றா பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறேன் டோன்ட் வரி நம்ம பொறுமையாக போகலாம் ஒன்றும் அவசரமே இல்லை ஆனால் இந்த கோர்ஸோட முடிவில் வந்து நீங்கள் எல்லா கமெண்ட்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லை முக்கால்வாசி கமெண்ட்ஸாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க ஸோ செக் பண்ணி பாருங்கள் ரைட் இப்போ நான் கண்ட்ரோல் எல் கொடுத்தேன் இப்போ நம்ம அந்த செட் அந்த இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த கே எடிட்டரை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோங்க ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எல்எஸ் கொடுத்தா இந்த ஃபைலில் ஒன்றும் இல்லை நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அங்கே அந்த ஃபோல்டர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு போகலாம் சரிங்களா ஸோ இப்போ CD C program files tab கொடுத்தீங்கன்னா ஃபில் ஆகுதா இது வந்து X eighty six thirty bit install அப்போ இன்னொரு டேப் எடுத்தீங்கன்னா எக்ஸ் எயிட்டி சிக்ஸ் வரும் உள்ளே போங்க எல்எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது லிஸ்ட் ஆகும் அதில் கை நெஸ் சிக்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அது உள்ளே போகணும் சிடி கொடுத்து கே ஐ கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா உள்ளே ஸோ எல்எஸ் எல்எஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே தெரியுது பாருங்கள் இப்போ இங்கே இருக்கிற இந்த கே டாட் இஎக்ஸி இதுதாங்க முக்கியமான ஒரு இது இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் செட் பண்ணணும் செட் பண்ணிட்டோம்னா அதாவது ஒரு நே ஒரு நேம் கொடுத்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நேமை நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி ஃபைல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா செட் ஹைஃபன் அலையாஸ் ஸ்பேஸ் ஓகேங்களா கே அப்படின்னு கொடுத்துருங்க இப்போதைக்கு சும்மா இப்போ நீங்கள் என்ன நேம்லாம் கொடுத்துடலாம் கே கொடுத்து ஓப்பன் அந்த கோட் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள் சி கோலன்னா program is e x கைனஸ் எக்ஸ் அதுக்கப்புறம் கைனஸ் எக்ஸ் இருக்குல்ல கே டாட் இஎக்ஸி ஓகேங்களா அது கோட் க்ளோஸ் ஆகிடுச்சு என்டர் அப்படி கொடுங்க சரிங்களா இப்போ என்னென்னா கே அப்படிங்கிற நேமுக்கு செட் ஆகிடுச்சு ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் சிடி கொடுத்து சி அப்படி கொடுத்து colon colon users administrator டெஸ்ட்டுக்கு வந்துடுறேன் டெஸ்ட் கண்ட்ரோல் எல் கொடுத்துக்கிறேன் இப்போது எல்எஸ் கொடுத்தா ஒரு ஃபைல் இல்லை இப்போது கே அப்படி கொடுத்து ஃபைல் டூ டாட் டிஎக்ஸ்டி அப்படி கொடுத்து என்ட்ரு பண்ணாக்க பிளாங்க் விண்டோ மாறிடுச்சுங்களா இப்போது லினக்ஸில் ஒர்க் பண்ணவங்களுக்கு அது ஒரு பெரிய இதாக தெரியாது ஏன்னா ஆல்ரெடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இப்போ என்ன பண்ணுங்கள் ஹலோ வேர்ல்டு எல்டி அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா டைப் பண்ணிட்டீங்க இப்போ என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஓகே இதை சேவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா லினக்ஸ் யூஸ் என்னமோ எஸ்கே ப்ரெஸ் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மே இது ஷோ ஒரு message show F one press பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ண வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபங்க்ஷனுக்கு எஃப் ஒன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபைல் மெனு வருது பார்த்தீங்களா அதில் சைடு ஏரோ அடிச்சிங்கன்னா ஓப்பன் வருதுங்களா இப்போ சேவுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ கொடுத்துருக்கோம் சேவ் அது ப்ரெஸ் பண்ணலாம் இல்லை கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாலும் என்ன ஆகிடும் சேவ் ஆகிடும் சரிங்களா இப்போது சேவ் அப்படி கொடுத்தா ஃபைல் சேவ்டு அப்படின்னு இப்போ நான் வெளியில் போகணும் இப்போ எடிட்டர் ஒர்க் பண்ணிட்டேன் நான் சேவ் பண்ணிட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் நான் இப்போ வந்து வெளியில் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஆல்ட் எக்ஸ் அதுக்கும் அங்கே கீ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைலு இப்போ ஆல்ட் எக்ஸ் இப்போ எக்ஸிட் அப்படி கிளிக் பண்ணி வெளியில் வந்துடும் இப்போ எல்எஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஃபைல் இருக்கு இது உள்ள இருக்க ஃபைல் நீங்க இதுல படிக்கணும் அப்படின்னா கெட் ஹைஃபன் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபைல் டூ டாட் எக்ஸ்டி இப்போ ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு தெரியுது ஸோ இதே மாதிரி உங்கள் மிஷின்லையும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி சிஸ்டம் ஃபைல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் யூஸ் பண்ணி கற்றுக்க போகிறோம் சரிங்களா சரி இதுக்கப்புறம் ஹெல்ப்பு இப்போ ஹெல்ப் கமாண்ட் வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அது வந்து கெட் ஹைஃபன் ஹெல்ப் அப்படின்னு போட்டு இப்போ எல்எஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதை பற்றி ஷோ இந்த update help command downloads most current file why இதுக்கு நெட்டு தேவையோ நெட்டு தேவைன்னு நினைக்கிறேன் ஓகே இதை கேன்சல் பண்ணிடலாம் கண்ட்ரோல் சி கெட் இதை பற்றியே படிப்போம் get hyphen help get hyphen help சரி பார்த்தீங்கன்னா கண்டென்ட் உள்ளே இருந்தால் காமிச்சிருது இல்லைனா நெட்டில் போய் எடுத்துகிட்டு வருது ஸோ இதெல்லாம் உள்ளே இருக்க கண்டென்ட் இதே மாதிரி நீங்கள் லினக்ஸோட விண்டோஸோட கமெண்ட்ஸ் எது கொடுத்தாலும் சரி அது உங்களுக்கு வந்து தெளிவாக என்னென்ன எப்படி எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் அலையாஸ் அப்படி கெட் அண்ட் அலையாஸ் கேடி ட்ரான்ஸ்லேஷன் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் அப்புறம் பவர் ஷெல் ஹெல்ப் பற்றி பார்த்துருக்கோம் ஸோ இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க சரிங்களா ஸோ நன்றி உங்களுக்கு என்ன கேள்விகளும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்